ஒரு தடவை லண்டனில் நடந்த கூட்டத்தில் ஆங்கிலத்தில் கம்ப்ளீட்டுங்கிற வார்த்தைக்கும் சினிஷ்டுங்கிற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க கூட்டத்தில் இருந்தவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு சரியான பொண்ணை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் அதுவே நீங்கள் ஒரு தவறான பொண்ணை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ்ட் அதுவே அந்த சரியான பொண்ணு உங்களை தவறான பொண்ணுடன் கையும் களமாக பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டுன்னு சொல்கிறாங்க இந்த விளக்கத்தை கேட்டுட்டு இருந்த கூட்டத்தில் இருந்தவங்க எழுந்து நின்று அஞ்சு நிமிஷம் கை தட்டினாங்களாம் இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்